ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவிட் வேக்சினேஷன் செகண்ட் டோஸோடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் போட்டதுக்கு என்ன எனக்கு என்ன சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா டூ டேஸ்க்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அவ்வளோதான் இருந்துச்சு சைட் எஃபெக்ட் வேறு எதுவும் ஃபீவரோ வேறு எந்த சைட் எஃபெக்ட்டும் எனக்கு வரல ஸோ செகண்ட் டோஸும் எனக்கு போட்டாச்சு ஸோ இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் ஒன்றும் இல்லை எல்லாமே நார்மல் தான் நார்மல் வேக்சினேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்களும் எல்லோரும் போய் போடுங்க bye hi friends Covid second dose எனக்கு போட்டாச்சு போட்டு டூ வீக்ஸ் ஆகுது இது வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் இல்லை நல்லா தான் இருக்கேன் டூ டேஸ் ஃபீவர் தான் இருந்துச்சு ஸோ அதர்வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ சேஃப்டியாக தான் நான் இருக்கேன் ஸோ எல்லோரும் கோவிட் வேக்சின் போட்டுக்கோங்க எல்லோரும் சேஃப்டியாக இருக்கலாம் பாய்